பொன்னி எலெக்ஷனில் நிற்கிறான் ஆமாம் மாப்பிள உங்களுக்கெல்லாம் தெரியறதுக்கு முந்தைய அவளுக்கு எப்படி இந்த விஷயமெல்லாம் தெரியுதுன்னு எனக்கே புரியல நேரில் போனப்பா என் மேலே அவ்வளோ கோவப்பட்டாவா எனக்கு ஃபோன் பண்ணி வேற எச்சரிக்கிறா மாப்பிள என்னதான் அவளை ஒதுக்கி வச்சாலும் அவளும் எனக்கு பொண்ணு தானே மாப்பிள்ள எலெக்ஷனில் ஒன்றி நின்னா எந்த உச்சத்துக்கும் போய் தொல்லை உடுப்பேன்னு சொல்கிறா மாப்பிள அவ அதுக்கு பொன்னிய இந்த எலெக்ஷனில் நிற்க வேண்டான்னு நீங்கள் தான் சொல்லணும் மாப்பிள மாப்பிள கொஞ்சம் ஆறட்டும் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் மாப்பிள அப்புறம் தயவு செஞ்சு இந்த உதவியை மட்டும் எனக்காக பண்ணுங்க மாப்பிள்ள